யூடியூப் சேனல் கேடிவி அப்படின்ற ஒரு பேரில் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒருத்தர் எங்களை வந்து தப்பு தப்பாக அவதூறாக வீடியோக்கள் போட்டுட்டு வராரு ஏற்கனவே வந்து சின்ன சின்னதாக சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாம் தேதி என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து கணவன் வந்து கணேசன் அப்படின்றதாகவும் ராமலிங்கம் வந்து ஸ்ரீமதிக்கு தந்தையே இல்லை அப்படின்னு சொல்லியும் நான் ஸ்ரீமதிக்கு வந்து ஒன்பதாவது வரைக்கும் ஜி இன்ஷியல் தான் இருந்தது பத்தாவதில் வந்து தான் நான் வந்து ஆறு இன்ஷியலை மாற்றினதாகவும் ராமலிங்கத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் வந்து ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் சொல்கிறாரு என்னையே இப்படி சொல்கிறவர் என் பொண்ணை பற்றி என்ன என்னென்னலாம் சொல்கிறாரோ அத்தனை விஷயங்களுமே போய் என்னை பற்றி சொல்கிறதுக்கே நான் அக்கா ஆதாரபூர்வமாக என்னுடைய கல்யாண சர்டிஃபிகேட்டு கா கல்யாண பத்திரிக்கையை காமிச்சேன் என் பிறந்து என் பொண்ணு பிறந்த பர்த் சர்டிஃபிகேட்டை காமிச்சிருக்கேன் திரும்ப என் பொண்ணு ஐடி கார்டு எல்கேஜியில் இருந்து படித்த ஐடி கார்டு என் பொண்ணுக்கு இன்ஷியல் ஆறாக இருக்கிறத நிரூபிச்சிருக்கேன் என் ரேஷன் கார்டில் என் பொண்ணு பேர் இருக்குது எங்கள் வீட்டுக்கார பேர் தான் இருக்குது இப்படின்னு பல ப்ரூஃபுகளை வந்து நிரூபித்து ஐயா கிட்ட சொல்லி இந்த சேனலை மூடி அவரை வந்து கைது பண்ணி அவர் ஏற்கனவே விட்ட வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னு சொன்னேன் ஐயாவும் வந்து உடனடியாக அவர் வந்து நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி அவர் சேனலை மூடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பள்ளி தரப்புலேருந்து அவங்களுக்கு சார்பாக பேசுகிறவங்கள நாங்கள் யாரையும் பேசாதீங்க அப்படின்லாம் நாங்கள் யாரையும் சொல்ல வரல பேசுகிறவங்க தயவு செஞ்சு ஆதாரபூர்வமாக பேசுங்க உங்களை வந்து நாங்கள் பேசக்கூடாதுன்னா நாங்கள் சொல்லவே வரல இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்கிறவங்க வாயால் சொல்லாமல் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்காமல் தான் இருக்குது நிர்வாகம் நாங்களும் பல முறைகள் கேட்டிருக்கோம் அதனால் பேசுகிறவங்க தயவு செஞ்சு ஆதாரத்தோடு பேசணும் யாருமே வந்து வாயால் சொல்லக்கூடாது எங்ககிட்ட கொலைக்கான ஆதாரங்கள் நிறையா இருக்குது எங்களுடைய சந்தேகத்தையும் தற்கொலைன்னு சொல்கிறவங்க என்னுடைய என்னுடைய சந்தேகத்தையும் தீர்க்கணும் அடுத்தது அதுக்கான ஆதார வீடியோக்குள்ளே விடணும் ஏற்கனவே ஒருத்தர் சொல்கிறாரு அவங்க ஃபுட்டேஜில் எங்கள் பாப்பாவை நாயை விட கேவலமாக தூக்கிட்டு வந்தாங்க எங்ககிட்ட சொன்ன இடத்த விட வேற ஒரு இடத்துல இருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கு வேற ஒருத்தர் சொல்கிறாரு அந்த பொண்ணு விழுந்து நவுந்தே போச்சான் அப்போ அந்த நவுந்த வீடியோவும் ஆதாரப்பூர்வமாக அவங்க காமிக்கணும் என் பொண்ணு விழுந்ததும் விழுந்து பின்னாடி நவுந்தே போனாலாம் அதனால தான் வேறு இடத்த இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆதாரத்தையும் அவங்க வெளியிடணும் நடவடிக்கை எடுக்கிறதா சொன்னாங்க எங்களுக்கு வந்து கொலைக்கான ஆதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏன் வலுவாக கொலை தான் அப்படின்னு சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பள்ளி ஒரு நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனேவே அடுத்த செகண்டே அந்த மேடத்துக்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை நான் வரந்தனையே என் பொண்ணு பக்கத்தில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் உண்மையிலே அந்த பள்ளி நிர்வாகத்திலேருந்து ஒருத்தங்க கூட இல்லை ஒரு தாயை அரவணைச்சி இந்தம்மா இப்படி தான் நடந்ததுன்னு பதில் சொல்லவில்லை அப்போ அந்த இடத்துல பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கொலை பண்ணனால தான் ஓடுனாங்க இல்லைனா நின்று நிதானமாக என்கிட்ட பதில் சொல்லியிருக்க முடியும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு பள்ளிக்கு விடுமுறை விடுறாங்க விடுமுறை விடுறவங்க எப்படி விடணும் அட இப்படிதான் கொலை தற்கொலைன்னு கூட சொல்ல வேணாம் இந்த மாணவி எப்படிதான் இருந்தாலும் இறப்பு வந்து எல்லாருக்கும் தெரிய தான் போகுது நம்ம பள்ளியில் இன்னைக்கு ஒரு இறப்பு வீண் இருந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கூட சொல்லாமல் பள்ளி வந்து பராமரிப்பு பண்ணின்றாங்க இதை யாராவது நம்புவாங்களா பராமரிப்புங்கிறது ஒரு கிளாஸ் நடக்கலாம் இல்லை ரெண்டு கிளாஸ் நடக்கலாம் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே பராமரிப்பு நடக்குமா இதை யாரை கேட்டுட்டு இந்த மாதிரி மெசேஜ் போடுறாங்க கவர்மெண்ட்டிட்ட கேட்டு லீவ் விட்டாங்களா இந்த மா இங்கேயே தெரியுது உங்களுக்கு அதுக்கு கொலைக்கான கொலைக்கான சாட்சி தான் நிறையா இருக்குது இந்த மெசேஜே இது ஒன்றே போதும் அவங்க சொன்ன ஒரு மெசேஜே போதும் அடுத்ததாக நாங்கள் ஓடி போய் எங்கள் பொண்ணை பார்க்குறோம் எங்கள் பொண்ணை பார்த்த உடனே எங்கள் பொண்ணுக்கிட்ட யாருமே இல்லாத அனாதியாக பிண அறையில் தான் எங்ககிட்ட காமிக்கப்பட்டாங்க நாங்கள் கள்ளக்குறிச்சி டாக்டர்கிட்ட கேட்கக்குள்ள பாப்பா வந்து பள்ளியிலிருந்து இறந்து தான் வந்தான்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்கக்குள்ள பாப்பா வந்து விரப்பு தன்மையோடு தான் கடந்தா கைகள்லாம் இறுக்கமாக மூடி போய் ட்ரெஸ்லாம் பல அலங்கோலத்தோடு தான் கடந்தா இந்த நிக்கர் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அலங்கோலத்தோட பல இடங்களில் கீரல் இந்த மாதிரி காயங்களோட தான் என் பொண்ணு கடந்தா அங்கேயே எங்களுக்கு வந்து கொலைக்கு தான் அப்படின்றது எங்களுக்கு அதை ஆணித்தரமான ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது எங்கள் பொண்ணு ஸ்ட்ரக்சரில் ப இந்த பள்ளி எங்கள் நாங்கள் பள்ளிக்கு ஓடணும் பள்ளிக்கு ஓட கூட வந்து இப்படி தான் நடந்தது அப்படி தான் நடந்ததுன்னு சொல்லவே இல்லை அவங்க ஏன் ஓடி ஒழியணும் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவர்கள் ஏன் காவல்துறையை வந்து வெளியில் நிற்க வச்சுக்கிட்டோம் மற்றபடி அடியாட்கள் மாதிரி இருக்கிற நிறைய பேர் யாருன்னே தெரியாத நபர்கள் ஒரு இரநூறு பேர்த்துக்கு மேலே முட்டு முட்டாக எதுக்காக அவங்க உள்ளார உட்கார வச்சாங்க இதுக்கான காரங்களும் தெரியணும் நல்லா பாருங்கள் என் பொண்ணு வந்து மூணாவது மாடியில் இருந்து தான் விழுந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மூணாவது மாடியில் இவ்வளோதாங்க கேப் இருக்கும் நம்மளே தூக்கி போடணும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த இடத்த இருந்து தூக்கியே போட முடியாது யாருக்காவது சந்தேகம் இருக்குன்னா நேரில் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் கூட பார்த்துட்டு வாங்க உண்மையிலே இது வந்து என் பொண்ணு விழவே கிடையாது அவங்க சொல்லப்பட்ட ஒரு இடமும் ஒரு அபாண்டமான ஒரு பொய் இது தற்கொலை தான் அதுக்கு அடுத்தது என் பொண்ணு என் பொண்ணு விழப்பட்டான்னு காட்டப்பட்ட ஒரு இடம் கூட பார்த்தீங்கன்னா என் பொண்ணு விழறதுக்கான ஸோ இது இடம் அந்த இடமே கிடையாது இது கொலை செஞ்சு வேறு எங்கேயோ தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் எங்கள் பாப்பா வீழ்ந்துட்டான்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு இடத்த காமிச்சாங்க அங்கே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது இங்கே பாருங்கள் என் பொண்ணு இங்கே தான் விழுந்தான்னு சொல்லி காமிச்சாங்க இந்த இடத்துட்ட ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இன்னொன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா உன் பொண்ணு மொதல் நாளே விழுந்துட்டா பத்தரை மணிக்கு பன்னெண்டாம் தேதி பத்தரை மணிக்கு விழுந்தா நைட்டு அஞ்சு காலையில் விடிய காலம் வரை அஞ்சு மணிக்கு தான் நாங்கள் எல்லோரும் பார்த்தோன்னு சொன்னாங்க அப்படி நைட்டு ஃபுல்லாக ஒரு குழந்தை அந்த இடத்துல விழுந்து கடந்திருந்தா அங்கே எங்கெங்க ரத்தம் ரத்தமே இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை அங்கே கடக்க முடியும் நைட்டு ஃபுல்லாக இது ஒரு திட்டமிட்ட கொலை அதுக்கு அடுத்தது அந்த இடத்துல ரத்தம் இல்லை ஆனால் பாருங்கள் ஸ்ட்ரக்சரில் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கடந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ ரத்தம் வருதுங்க இது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ஓடி போய் பார்க்கக்குள்ள அந்த பள்ளி நிர்வாகத்தில் மின்கேட்டுக்கு முன்னாடி கைரேகைகள் இருந்தது இந்த கைரேகை வந்து பார்த்திங்கன்னா பள்ளி நிர்வாகத்தால் சொல்லப்படுறது என்னென்னா அது வந்து ரெட் ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பல முறை போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கைரேகையை நான் பார்த்ததே கிடையாது எங்கள் பாப்பா கொலப்ப செய்யப்பட்ட அன்னைக்கு தான் இந்த கைரேகை வந்தது இது இது மாடிப்படிக்கட்டில் இருந்த இரத்த கரைகள் இது வந்து அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்த இரத்த கரைகள் இதுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும் அந்த கேமராவை திருப்புறத்துக்காக அந்த கைரேகை பதியப்பட்டது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் அன்னைக்கே எங்கள் பாப்பா அறைக்கு மூணாவது மாடியில் போய் ஹாஸ்டல் தங்கியிருந்தேன் மூணாவது மாடியில் நாங்கள் போய் பார்த்துருந்தா எங்களுக்கு அன்னைக்கே பல தடயங்களும் கிடச்சிருக்கும் அதை வந்து இவங்க வந்து ஏன் பயப்படணும் எங்களை ஏன் மூணாவது மாடிக்கு அனுமதிக்காமல் விட்டாங்க எதுக்காக எங்களை வந்து ஈர்த்து பூட்டுனாங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதை வந்து எங்களை மூணாவது மாடி போக விடாமல் இழுத்து பூட்டிக்கிட்டாங்க காவல்துறை வந்து இழுத்து கேட்ட பூட்டிக்கிட்டாங்க ஏன் எங்களை மூணாவது மாடிக்கு பார்க்க விடல அப்படிங்கிறதும் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது இது எல்லாமே நூற்றுக்கு நூறு கொலை தான் இது மர்ம கொலையாக இருக்குது அதை எல்லாரும் வெளியே கொண்டுட்டு வரணும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஸ்ரீமதிக்கு நீதி தான் கேட்டு போராடிட்டு இருக்கேன் ஆனால் அந்த கார்த்திகை பிள்ளையோ இல்லை அவங்களுக்கு சார்ந்தவங்களோ என்ன சொல்கிறாங்க நான் பள்ளிக்கூடத்தில் வந்து பேரம் பேசினதாகவும் பல கோடிகள் கேட்டதாகவும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யாரையும் பார்த்து பேரம் பேசவும் இல்லை நான் பணமும் கேட்டதும் கிடையாதுங்க இந்த நிமிஷம் வரை ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் நீதி வேணும் நீதி வேணும் இந்த சந்தேகங்கள்லாம் டிஜிபி கிட்ட சொன்னீங்களா அவர் இதெல்லாம் கேட்டாரா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறீங்க என்ன சொன்னார் நாங்கள் டிஜிபி கிட்ட வந்து அந்த கார்த்திகை கார்த்திகை பிள்ளையை பற்றியும் சொன்னோம் அவர் ஊடகத்தை மூடணும்னு சொன்னோம் அடுத்தது சொன்னோம் சிபிசிஐடிக்கு வந்து நீங்கள் உத்தரவு போட்டு நல்லபடியாக அந்த கேஸை முடிக்கணும் எங்களுக்கு இந்த நிமிஷம் வரையும் நிர்வாகத்தால் ஃபுட்டேஜ் காமிக்கப்படலை ஃபுட்டேஜ் காமிச்சு எங்களுடைய சந்தேகங்களை அனைத்தும் தெளிவுபடுத்த சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றம் சாட்டப்பட்ட அஞ்சு பேர் இப்போ வெளியில் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எதுவும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா பள்ளி நிர்வாகத்தில் அவங்க தொடர்பு ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளியே வந்திருக்காங்க நாங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் திரும்ப வந்து அவங்கள கைது பண்ணி போர்ட்ஸா சட்டத்தில் போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனு வந்து ரத்து பண்ணு இது த தள்ளுபடி பண்ணி அந்த வாசகங்கள் நீதியரசர் ஐயா சொன்ன வாசகங்கள் அனைத்தும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்